செய்தி இனிமை சின்ன இயேசு பாலன் பாசம் தந்திட்டோனே சாபம் நீக்குவோனே சாத்தான் சீனை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பெத்தலை பாலகன் இயேசு ரட்சகரின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறோம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லவையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு நமக்காக பாலனாக பிறந்துவிட்டார் இயேசு பிறந்த இந்த நல்ல நாளில் நம்மையே இவருக்கு பரிசாக கொடுப்போம் இவர் பிறந்த நல்ல செய்தியை இன்னும் அறியாதிருக்கிற மக்களையும் இவர் பாதம் அழைத்து வந்து இவரை மகிழச் செய்வோம் இவரே நேச